வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவதுண்டு மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா முதல்ல இரண்டாம் இடம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அடுத்தது செவ்வாய் அண்ட் இரண்டாம் பாவத்திற்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம அடுத்தது பார்ப்போம் இரண்டாம் பாவத்தை என்ன மாதிரியான கிரகங்கள் ஆளுமை செய்கிறது அதுவும் பார்ப்போம் இரண்டாம் பாவம்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் பேச்சு நீங்கள் பேசும் பெறும் அப்புறம் வந்து நீங்கள் திக்கி திக்கி பேசுகிறீங்களா இல்லை மட்டும் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்களா உங்கள் உங்கள் பேச்சை நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்களா இல்லை ரொம்ப ரொம்ப சாந்தமாக பேசுகிறீங்களா அல்லது வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ ஆர்வம் செலுத்துகிறீங்க இல்லை உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல வந்து விருப்பம் இருக்கா சில பேர் பேச்சால் யாரெல்லாம் பணம் சம்பாதிப்பாங்க இல்லை நீங்கள் கண்ணாடி போடுவீங்களா உங்கள் முகத்தோற்றம் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான உணவுகளை உண்பீங்க சாப்பிடுவீங்க இது எல்லாமே இரண்டாம் பாவம் தாங்க சொல்லும் அந்த இரண்டாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆளுமை செய்யுது செய்யுது அந்த அதிபதி எங்கே இருக்காது இது எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்லுவோம் சரிங்களா முதல்ல இந்த லக்கன் இந்த இரண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இரண்டாம் பாவம் சொல்லுவோம் இரண்டாம் பாவத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இத்தனை விஷயம் நீங்கள் நீங்கள் எடுக்கலாம் முதல்ல அதிபதி சுக்கரன் அது இயல்பாகவே இரண்டாம் அதிபதி சுக்கரனாக இருக்கிறதால உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப ஒரு கிராண்டான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இப்போ எப்பவுமே வந்து சரவண பவன் இந்த பவன் சம்மந்த பவனுங்கிற மாதிரி ஹோட்டலில் ஒரு நல்ல காஃபி நல்ல டீ நல்ல ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் சரிங்க அப்போனா அங்கே சுக்கரன் அதிபதி இருக்குது எல்லாருக்குமே எப்படி இருக்குமா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னா இங்கே செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருக்குது சரி செவ்வாய் வந்து ஆட்சியெல்லாம் மன்னித்து கொள்ளுங்கள் அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்குது சுக்கரனோட வீட்டில் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி ஒரு ரொம்ப சூடாக உணவு சாப்பிட்ணும் ரொம்ப எல்லாமே காஃபிலாம் கொதிக்க கொதிக்க சாப்பிடணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில பேர் இன்னும் சில பேருக்கு மட்டும் காரமாக சாப்பிடணும் இன்னும் ஒன்று ஸ்பைஸியாக இருக்கணும் ஒரு சிக்கனு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இந்த மாதிரிலாம் அதிகமாக சாப்பிடணும் இப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அது சம்மந்தப்பட்டது சரிங்களா அப்புறம் மீட்டு இது எல்லாமே செவ்வாய் அதுவும் இல்லாமல் பேச்சு இப்போ பேச்சுக்குன்னு வரும்போது ரொம்ப கடுமையாக இருக்கும் டக்கு டக்குன்னு அரட்டி பேசிடுவாங்க சில அடுத்தவங்க கோவப்படுவாங்க இல்லை அடுத்தவங்க வந்து வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு ஏன்னா அவங்களால அதை பொறுத்து பொறுத்துக்கொள்ள முடியாது டக்குன்னு வந்து இவங்க தலையில் வந்து சூடு ஏறிடும் இல்லை வந்துட்டு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க டக்குன்னு ஒரு பேச்சில் வெளிப்படுத்திடுவாங்க இவங்கக்கிட்ட பேச்சு ஜெயிக்க முடியாது ரொம்ப கட்டுவாங்க கற்று கத்துன்னு கற்றுவாங்க இவங்க செயலில் நல்லதோ கெட்டதோ அதை எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க சில நேரங்களில் முட்டாள்தனமாகவும் பேசுகிறவர்களாம் மற்ற கிரகங்கள் குருவெலாம் சே பார்வையோ செருக்கையோ இருந்துச்சுன்னா இவங்க பேசுகிறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் இவங்க சொல்கிற எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் மற்றவங்க கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப பிளானிங் மைண்டடாக இருப்பாங்க அந்த செவ்வாய்ங்கிறது இரண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு மேனேஜர் பொசிஷன்லேயோ இல்லை அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரோ இருபது பேரை வைக்கலாங்க தாராளமாக சரிங்களாங்க அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால வழிநடத்த முடியும் அப்படின்னா ஒருவரோட பேச்சு திறமை ஒருவருடைய அந்த திறமை அந்த பேச்சு திறமை அதிகாரம் செய்யும் குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கோ இல்லை செவ்வாய் யாரெல்லாம் செவ்வாய் இரண்டாம் நாலாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ எட்டாம் பார்வையோ இரண்டாம் பாவத்தை பார்த்தாலும் தாராளமாக வந்து அவங்கள வந்து ஒரு ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாராளமாக வந்து நியமிக்கலாம் அவங்களால வந்து ஒரு பத்து இருபது பேரையும் சமாளிக்க சமாளிக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய்க்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இருக்குன்னு சரிங்களா அந்த செவ்வாய் வந்து இரண்டாம் பாவத்துலேருந்து நாலாம் பார்வை ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா இயல்புலேயே உங்களுக்கு உண்டு ஒரு ஆர்டிஸ்டிக் சம்மந்தப்பட்டது கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்டது தனித்திறமை என்பது இயல்புலேயே உங்களுக்கு இருக்கும் சில பேர் வந்து பேச்சு பேச்சு மூலியமாக வெளிப்படுத்துவாங்க சரிங்களா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய புகழ் வரும் அது நான் அடுத்தது ஏழாம் பார்வையாக வந்து எட்டாம் பாவத்தை பார்ப்போம் இவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுகிறது குறை சொல்லி பேசுகிறது குறை குறை கூறுறது அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது துறையில் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் இவங்க டவுன் ஆகிடுவாங்க அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் எப்பப்போ கொடுக்குறாங்களோ இவங்க டெவலப்மெண்ட் ஆவாங்க அடுத்து வந்து எட்டாம் பார்வையை ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் எட்டாம் பார்வையை ஒன்பதாம் பாவத்தை இவங்க தண்டை சம்மந்தப்பட்ட உறவில் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட உறவில் ஏதாவது ஒரு ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரு ஸ்ட்ராங் பைண்டிங் இருக்காது சரிங்களா இல்லை ஏதாவது ஒரு ரகசியம் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வெளியில் தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இதுதாங்க அதாவது செவ்வாய் என்ற கிரகம் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு வீரியம் சம்பந்தப்பட்டது ஒரு வேகம் சம்பந்தப்பட்டது ஒரு ஒரு உத்வேகம் சொல்லக்கூடிய ரெண்டு செவ்வாய்ங்கிறது ஆண்டு இரண்டாம் பாவத்தை ஆளுமை செய்யும் போது அது எப்படியெல்லாம் மாறுது இதுவே அது குரு இரண்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த பலனை முழுவதும் மாற மாறிடும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் தாங்க சரியாக வரும் ஏன்னா வந்து நட்சத்திர சாரம் அந்த நட்சத்திர சாரம் எங்கே இருக்குது மற்ற கிரகங்கள் பார்க்குதா இல்லையா இதை பொறுத்து தான் அந்த பலன்கள் ஒரு துல்லியமாக நம்ம நிர்ணயிக்க முடியும் சரிங்களா உங்கள் சுயஜாதகமும் பார்த்தா தான் சரியாக சொல்ல முடியும் வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவம்